Thank you. எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலிதா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த முகாம் அட்டன் பண்ணுறேன் அது இந்த முகாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ மைண்டில் ரொம்ப பாரமாக இருந்த மாதிரி இருந்தது எந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை பிரச்சனை வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்ற ஒரு மைண்டில் ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் இருந்தது இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது ஏதோ ஒரு ஃபார்முலா கற்றுக்கிட்டேன் இதை அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு டூ டேஸில் வந்திருக்கு எங்கேயுமே இந்த டூ டேஸில் ஒரு டூ டேஸில் வந்து ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கும்னு தெரியல இங்கே வந்து இங்கே நான் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் ஒரு அம்மா வீட்டுக்கு வந்தால் எப்படி ஒரு சேஃப் ஜோன் இருக்கும் ஒரு ஃபீல் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த மாதிரி இங்கே இருக்குது லொக்கேஷன்னு இங்கே பழகிறவங்க ஃபுட்டு எக்ஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்குது மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது என்ன மாதிரி இப்படி ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கவங்க வந்தால் ஒரு நல்ல கிளியரன்ஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ